ஹாய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம் இன்னைக்கு தேர்ஸ்டே நாளைக்கு தான் வந்து மேரேஜ் சூரியக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நலங்கெல்லாம் வச்சுட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம் காட்டுறோம் உங்களுக்கு காட்டுறோம் வீடியோ எடுக்கிறதே சூரி தான் <laughs> ஆமாம் இந்த பொண்ணை பார்த்துருப்பீங்க ரோகி ரோகி ஹாய் சொல்லுங்க ஹாய் இவங்க யாருன்னா உமா இவங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க <laughs> ஸோ இங்கே எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு டிஃபன்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாருக்கும் குழந்தைங்களுக்குலாம் வச்சு கொடுத்துட்ருக்காங்க அக்கா சொல்லுங்கக்கா கிளம்பிட்டோம் சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கா கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் திருப்பதிக்கு திருப்பதிக்கு எல்லாரும் நலங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு இங்க பாருங்க நலங்கெல்லாம் வச்சுட்டோம் மாப்பிள்ளைங்க பாருங்க எவ்வளவு கலையா நம்ம சமைச்சதா இங்க பாருங்க இதெல்லாம் நைட் நாங்க தான் பேக் பண்ணோம் பேக்கிங் பண்ணோம் சூப்பரா பண்ணிருக்கோம் பாருங்க பேக்கிங்லாம் அதனால வந்து கிளம்பிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை வடை இதெல்லாம் சிம்பிளாக பண்ணிட்டோம் இப்போ அங்கே வந்து லஞ்சுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது ஸோ இவங்க தான் எங்கள் ஆயா அவங்க அவங்க வந்து என்ன ஆயா சுகர் இருக்குன்னு சொல்லவா வேணாமா வேணாம் சுகர் வேணாம் சுகர் இல்லை அவங்களுக்கு லைட்டாக சுகர் இருக்குதா கிளம்பிட்டோம் ட்ராவல் பண்ணுறது காமிக்கிறோம் ஏறினோம்னா படுத்து தூங்க போகிறோம் எப்படி தூங்குறான்னு மட்டும் பாருங்க இல்ல இல்ல இல்ல இல்ல ரெக்கார்ட் பண்ணல ரெக்கார்ட் பண்ணல இப்பதான் ஓபன் பண்ண நல்லா இருக்கீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்க இங்க பாருங்க எந்த காலேஜ் நீங்க டீச்சர் பசங்க என்னுடைய படிப்பை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் மாதிரி தான் கைட்டி என்ன பண்றது எல்லாம் சின்ன பசங்க இந்த வண்டியில இருக்கோம் இருக்காங்க இதெல்லாம் வந்து எங்க அக்காவை மட்டும் சொல்லுங்க அக்செப்ட் பண்ணி பண்ணுங்க எங்க அக்கா ஒண்டி தான் யாரும் ஒண்டி பண்ணல இங்க பூரா தேச்சு பரவாயில்ல சரி என்ன இறக்கி விடு இறக்கி விடு என்ன முடி பண்ணி நேத்து நைட் நேத்து வண்டியில தூக்கிடுவா யார் தூக்கிடுவா யார் தூக்கிடுவா பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்காக வந்திருக்கோம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு ரெண்டு மணி வண்டி எல்லாத்தையும் நிறுத்திட்டு சாப்பிட உட்காந்தாச்சு நாங்கள் எல்லாமே கேமராக்குள்ள விடுறாரு உருளைக்கிழங்கு எப்படி இருக்கு நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க Thank திருப்பதிக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு குண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோய் திருப்பதி வந்து இதோ பாருங்க வணக்கம் Tech Davison Tech Davison Tirupati ஏன் நடந்து போறேன்னு கேட்க மாட்டாங்களா எல்லாருமே நடந்து மழைலாம் அங்கே சூப்பராக இருந்தது அந்த சைடு Thank கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டோம் மேல் திருப்பதியில் வந்து கல்யாணம் கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டோம் இப்போ எல்லாருமே பண்ணிக்க